வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் சாப்டரில் உள்ளீடற்ற அரைக்கோளம் பார்க்கலாம் கவனிங்க உள்ளீடற்ற அரைக்கோளம் படத்தில் நீங்கள் பார்க்குறது உள்ளிடற்ற அரைக்கோள வடிவம் இந்த உள்ளிடற்ற அரைக்கோளத்துக்கு ரெண்டு வட்ட அடித்தளங்கள் இருக்குது உள்ளிடற்ற அரைக்கோளம் வட்ட அடித்தளங்களை கொண்டது இதில் இரண்டு விட்டம் இருக்குது ஒன்று வட்ட அடித்தளத்துக்குள்ளே இருக்கிற இந்த வெற்றுப்பகுதி மற்ற மற்றொன்று இந்த வெளிப்புற வட்ட அடித்தளம் அதனால் இரண்டு விட்டங்கள் இருக்கிறதுனால உள் ஆரத்தை ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வெளி ஆரத்தை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பகுதியை தடிமன் அப்படின்னு சொல்லலாம் இந்த தடிமன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வெளிப்புற ஆரத்துக்கும் உட்புற ஆரத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த தடிமன் உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு சமம் அரைக்கோளத்தின் வெளிப்புற வலைப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் உட்புற பரப்பு போன பதிவில் அரைக்கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம் டூ பை ஆர் ஸ்கொயர் வெளிப்புறம்னா ஆரம் capital R so two pi capital R square plus two pi small R square ரெண்டு உறுப்புகள்லையும் பொதுவான உறுப்பாக நம்ம டூ பை வெளியெடுத்து எழுதிடலாம் உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு சமம் காமன் டேர்ம் வெளி எடுத்ததுக்கப்புறம் டூ பை பிராக்கெட்டில் capital R square plus R square சதுர அலகுகள் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு சமம் வலைப்பரப்பு ப்ளஸ் வளையத்தின் பரப்பு அது என்ன வளையம் பாருங்க இந்த பகுதிக்கு பேர் தான் வட்ட வளையம்னு பேர் நம்ம எட்டாம் வகுப்பில் வட்ட வளையத்தின் பரப்பளவு நம்ம படிச்சிருக்கிறோம் pi into capital R square minus small R square வளைவரப்போட formula two pi capital R square plus R square இந்த இரண்டிலும் பொதுவான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பை மட்டும்தான் இருக்குது அந்த பை நம்ம வெளியெடுத்துடலாம் அடுத்தது இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போய் பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஆர் ஸ்கொயர் அடுத்தது ரெண்டு பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஆர் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஆர் ஸ்கொயரையும் ஆர் ஸ்கொயரையும் அப்படியே எழுதிடலாம் இப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம கூட்டலாம் ரெண்டு R square plus R square மூணு ஆர் ஸ்கொயர் ரெண்டு R square minus R square R square so உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு சமம் pi three R square plus R square சதுர அலகுகள் உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பவுல் நம்ம தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் கிடைக்கிற வடிவம் உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினொன்று இது ஒரு முக்கியமான டூ மார்க்ஸம் ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் மூணு மீட்டர் ஐந்து மீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த புறப்பரப்பு வலைப்பரப்பு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் வெளியாரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம் உள்ளாரம் ஸ்மால் ஆர் வெளியாரம் ஐந்து மீட்டர் உள் ஆரம் மூணு மீட்டர் பாருங்கள் இது ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஊடு உள்ளிடற்ற அரைக்கோளம் வலைபரப்புக்கு என்ன formula two pi capital R square plus small R square ரெண்டு பெருக்கல் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் ஐந்து ஸ்மால் ஆர் மூணு வர்க்கம் கண்டுபிடிக்கும் போது கவனமாக பாருங்கள் ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து தான் நீங்கள் அவசரமாக ஐ ரெண்டு பத்துன்னு போட்டுறாதீங்க ஐஎஞ்ச் இருபத்தி ஐந்து மூணின் வர்க்கம் ஒன்பது இருபத்தஞ்சு கூட்டல் ஒன்பது முப்பத்தி நாலு மேலே தொகுதியில் இருக்கிற எந்த எண்ணுமே ஏழால் வகுப்படாது அதனால் தொகுதியை பெருக்கிட்டு அப்புறம் ஏழால் நம்ம வகுத்துக்கலாம் இருநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் ஸ்கொயர் உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு சமம் pi three R square plus R square இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் மூணு பெருக்கல் ஆறு ஆறுக்கு வர்க்கம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மூணால் பெருக்கணும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பெருக்கல் மூணு எழுபத்தி ஐந்து எழுபத்தைந்து கூட்டல் ஒன்பது எண்பத்தி நாலு இங்கே ஏழும் எண்பத்தி நாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் பன்னெண்டு இருநூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் இது ஒரு முக்கியமான டூ மார்க் சம் ஒன்பதாவது கணக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சம் உள்ளீடற்ற ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணம் பாருங்க உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணம் ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச பதினான்கு பைசா வீதம் செலவாகும் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது விட்டம் கொடுத்துருக்காங்களா ஆரம் கொடுத்துருக்காங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு விட்டங்கள் கொடுத்துருக்காங்க உட்புற விட்டம் இருபது சென்டிமீட்டர் ஆரம் அப்படிங்கிறது விட்டத்தில் பாதின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்மாலார் சமம் பத்து சென்டிமீட்டர் வெளிவிட்டம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆர் சமம் பதினாலு சென்டிமீட்டர் முழுமையாக வர்ணம் பூசன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தப்பரப்பு மொத்தப்பரப்புக்கு formula pi into three R square plus R square மதிப்புகளை பிரதியிடுங்க பதினாலை வர்க்கப்படுத்திட்டு அப்புறமா நம்ம மூணால் பெருக்கணும் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தெட்டு ப்ளஸ் நூறு அறுநூத்தி எண்பத்தி எட்டு மேலே தொகுதியில் எந்த எண்ணும் ஏழால் வகுப்படாதனால தொகுதி அப்படியே பெருக்கிக்கலாம் பதினஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பை ஏழு பதினஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஏழால் வகு கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு பதினான்கு பைசா முழுமையாக வர்ணம் பூச ஆகும் செலவு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது பெருக்கள் ஜீரோ புள்ளி ஒன்று நாலு பெருக்குனா நமக்கு விடை முந்நூற்றி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு ஜீரோ ஆறு நாலு தசமஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறது செலவு செலவு அப்படிங்கிறது பைசா இரண்டு தசம இடத்திருத்தமாக நம்ம எழுதிக்கலாம் ரூ முந்நூற்றி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா இது ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் சம் உள்ளீடற்ற அரைக்கோளத்தில் இந்த ரெண்டு கணக்குமே ரொம்ப முக்கியமான கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ